எல்லாருக்கும் வணக்கம் ஆதிகாரம் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா இயற்கை இயற்கைனா மரம் தண்ணி வளங்கள் எல்லாமே தான் இயற்கைக்கு நம்ம என்னென்ன ஆபத்துகளை உருவாக்குறோம் என்னென்ன அழிக்கிறோம் என்னென்ன நம்ம அதுக்கும் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுனா ஃபஸ்ட்டு மரம் மரத்தை நம்ம வெட்டினோம்னா நம்மளோட உயிரையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிக்கிட்டே இருக்கோம் ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நேச்சரோட பிள்ளைகள் நேச்சரோட பிள்ளைகள்னால் என்ன பறவைகள் அனிமல்ஸ் இது இந்த பறவைகள்லாம் மரத்தை நம்பி தான் இருக்குது அணில் இது எல்லாத்தையுமே மரத்தை நம்பி தான் இருக்குது மரத்தில் வர ஃப்ரூட்ஸு எல்லாத்தையும் நம்பி தான் இருக்குங்க அதுங்கெல்லாம் ஆனால் புழு பூச்சி சாப்பிடும் ஆனால் அது எவ்வளோ நாளைக்கு அது மண்ணுக்குள்ளே இருக்கும் அது கஷ்டப்பட்டு தானே கண்டுபிடிக்கும் மரத்துலன்னா அழகாக தொங்கிட்டு இருக்கும் அது அழகாக சாப்பிட்றோம் நம்ம வந்து மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்கோம் அதுங்க இருக்கிற இடம் தான் இந்த இதுதான் இந்த இடம் நம்ம அதுங்க இடத்த அழிச்சிட்டு வந்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே புரியுதா அதுங்களோட இடத்த நம்ம அழிச்சிட்டு நம்ம இங்கே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அதுங்களுக்கும் கோபம் வரும் நீங்கள் சொல்லுவீங்க நம்ம வீட்டுக்குள்ளே பாம்பு வருது அப்போ எப்போ ஏதாவது ஒரு மிருகம் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லுவீங்க அதுதான் ஏன் அது டிஸ்டர்ப் பண்ணுறது நம்ம நம்ம அது இடத்துல வந்து நம்ம வாழ்கிறனால தான் அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது அதனால அது இடத்த நம்ம விட்டுட்டு காலியாக இருக்கிற இடத்துல போய் நம்ம வீடு கட்டி இருந்தோம்னா இந்த மி மிருகங்களுக்கும் அனிமல்ஸுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நமக்கும் சந்தோஷமாக இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளேயும் வராது அதுங்களோட மரத்தையும் நம்ம அழிக்க மாட்டோம் இயற்கையாகவே ஃப்ரீ ஃப்ரீயாக நிறைய இடம் இருக்கும் அதிகமாக ஓகேங்களா அந்த இடத்துலலாம் நம்ம வீடு வாங்கி ஃப்ளாட் வாங்கி கட்டினோம்னா நல்லாயிருக்கும் அதுவுமே மரத்தை அழித்து ஃப்ளாட்டு போடக்கூடாது அதில் ஏதாவது ஒரு மரம் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் அதுக்கு ஒரு ப அதுக்குன்னு ஒரு வழியை போட்டு அதில் ஒரு கேஜ் மாதிரி போட்டு அதில் வச்சுக்கணும் மரத்தை வெட்டிடவே கூடாது ஏன்னா இந்த உலகத்தில் நாலு பகுதி இருக்குது நாலு பகுதியிலையும் மூணு பகுதியை கடல் சூழ்ந்துருக்கு ஒரு பகுதி மட்டும்தான் நம்ம இருக்கோம் அந்த ஒரு பகுதியிலையுமே கொஞ்சம் தான் அந்த மரங்கள்லாம் இருக்குது அந்த மரத்தையும் நம்ம வெட்டிக்கிட்டே வந்தோம்னா அவ்வளோதான் மரம் இருக்காது அப்புறம் நமக்கு தண்ணி கிடைக்காது குடிக்க தண்ணி இருக்காது குளிக்க தண்ணி இருக்காது அதனால் மரத்தை வெட்டாதீங்க அது ஒன்று ரெண்டாவது என்ன ரெண்டாவது என்ன சொல்லலாம் ஆ தண்ணி தண்ணி இருக்குல்ல தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அது ஒன்று பாத்ரூமில் குளிக்கும் போது வேஸ்ட் பண்ணுறோம் ப்ரெஷ் பண்ணும்போது வேஸ்ட் பண்ணுறோம் பாத்ரூம் போகும்போது வேஸ்ட் பண்ணுறோம் இன்னொன்று ரசாயன கழிவுகள் ரசாயன இந்த ஃபேக்ட்ரியிலலாம் தண்ணி வந்து தண்ணியோட ரசாயன கழிவுகள் கலந்து தண்ணிக்குள்ளே ஊற்றுறாங்க அதனால என்ன ஆகும் அதில் இருக்கிற உள்ளுக்குள்ளே இருக்கிற மீன்கள் பாசிகள் அழியும் நிலையில் இருக்கிற மீனெல்லாம் அதனால தான் அழியுது வேறு எதுனாலையும் அழியாது பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் அலையும் அழியும் பிளாஸ்டிக் உள்ளே போனோடனே அதிலேருந்து வர அதிலேருந்து ஒரு கெமிக்கல் வரும் அந்த கெமிக்கல் வந்து வரும்போது அந்த மீன்கள் அதை வாங்குச்சுன்னா உள்வாங்குச்சுன்னா என்ன ஆகும் என்ன ஆகும் அவ்வளோதான் மறுகையா அப்புறம் வந்து நமக்கு மீனும் இல்லாமல் போயிடும் பறவையும் இல்லாமல் போயிடும் மரம் வளர்க்காமல் இருந்தோம்னா ஓகேவா ரெண்டு மூணாவது என்ன சொல்லலாம் சொல்லுங்கள் மூணாவது என்ன சொல்லலாம் மூணாவது நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க உங்களுக்கு என்னென்ன சேஃப்டி பண்ணலாம் என்னென்ன நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணலாம் எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன் உலக மக்களும் அதை தெரிஞ்சுக்கட்டும் ஓகே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கதிரவன்